Thank you. 起了下课铃，已经约好在操场等你。夏天真的是闷的可以，带你吃草莓冰淇淋。如果你有一点坏心情。 Hi, Rio. Hi. Good morning. Hi. Hi, baby. Hi. How are you? Look at that, a happy, oh, the happy dog, oh, just a happy, happy. Hello viewers. எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் எங்களோட வீடியோஸ் அதாவது மியூசிக் வீடியோஸ் என்டர்டைனிங் வீடியோஸ் ஃபன்னி வீடியோஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க பிகாஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் போட எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ